இறை அன்பில் ஒன்றாகும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறை வாழ்வை நாம் வாழும் அன்பை கொண்டாடும் இறை அன்பில் ஒன்றாகும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறை வாழ்வை நாம் காணும் பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொறிந்தே வாழு பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொருந்தே வாழு வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம் அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம் உறவில் இணைவோம் இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம் அன்பை கொண்டாடுவோம் இறை அன்பில் ஒன்றாகும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாம்படைய பண்போடு நாம் வாழும் நிறைவாழ்வை நாம் காணும் பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும் பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும் பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம் உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம் உறவில் இணைவோம் இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம் அன்பை கொண்டாடுவோம் இறை அன்பில் ஒன்றாகும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறைவாழ்வை நாம் காணுவோம் அன்பை கொண்டாடுவோம் இறை அன்பில் ஒன்றாகும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழ்வோம் நிறைவாழ்வை நாம் காணுவோம் நிறைவாழ்வை நாம் காணுவோம் நிறைவாழ்வை நாம் காணுவோம்